welcome to cook with D இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டாக வந்து சீரக சம்பா அரிசி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து இந்த டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கோங்க இதில் நான் கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு அப்புறம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பச்சை மிளகா அஞ்சுலேருந்து ஆறு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து பட்டை கிராம்பு சோம்பு ஏலக்காய் கல்பாசி இதெல்லாம் எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து இதுக்கு வந்து ஆயில் ஊற்றி பண்ண போகிறதில்ல நம்ம வந்து நெய் சேர்த்து தான் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நான் நெய் எடுத்து வச்சுருக்கேன் வந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ நாம் எப்படி வெஜிடபிள் புலாவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெய்யை வந்து இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நெய் ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரை பத வதக்கி எடுத்துக்கோங்க ஆனியன் வந்து சீக்கிரம் வேகிறதுக்காக சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சீக்கிரம் வதங்கிடும் அதுக்காக தான் சால்ட்டு சேர்த்து கிண்டணும் வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதை நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதை இப்போ நான் மிக்ஸ் பண்ணி விட்டேன் இதை வந்து ரொம்ப நேரம் வேக விட வேண்டாம் காய்கறியை இப்போ நம்ம இது கூட ஒரு டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ பாருங்கள் இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலாம் தண்ணி வந்து நான் அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன் அதுக்கு நான் பத்து டம்ளர் தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து அரிசி சேர்க்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அரிசி போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்க இது கொதிச்சு வந்துருச்சு இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் விட்டுருங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் புலவு நல்லா வந்திருக்குது குலையாமல் இந்த மாதிரி இருக்கணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ